நர்சிங்பூருங்கிற பேர் கொண்ட கிராமத்துல விஷாலுங்கிற பேர் கொண்ட ஒரு குள்ள மனுஷன் இருந்தான் அவனோட வயசு இருபத்தஞ்சு ஆனா அவன் பாக்குறதுக்கு ரொம்பவே குட்டியா இருந்தான் ஒரு லில்லி புட் மாதிரி அவன் கிட்ட குழந்தைங்களோட ஒரு பொம்மை பைக் இருந்தது எப்ப பார்த்தாலும் அவன் பைக்கை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தையே சுத்தி வந்துட்டு இருப்பான் அவனை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க பாருங்க பாருங்கப்பா நம்ம கிராமத்தோட ஹீரோ வந்துட்டாரு லில்லி போட்டு ஹீரோ என்ன விஷால் கண்ணா உனக்கு லாலிபாப் வேணுமா பேர் என்னமோ விஷாலு ஆனா பார்த்தா மட்டும் என் கால் சைஸ்ல இருக்கான் <laughs> எல்லாரும் பேசுறத கேட்டு விஷால் ரொம்ப சோகமாயிட்டான் அதனால அவனுக்கு எங்க போனாலும் ஒரு வேலை கூட கிடைக்கல எங்க போனாலும் அவனை வெளியே அனுப்பிடுவாங்க அப்பதான் அவன் ஒரு சேட் கிட்ட போனான் சார் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார் <laughs> என்னப்பா விஷால் நீ வேலை செய்ய போறியா என்ன என் தலைமையில நின்னுட்டு வேலை செய்ய போறியா போ போ இங்க இருந்து போ ஒரு அடி உயரம் கூட கிடையாது இவருக்கு வேலை வேணுமா ஒரு நாள் அவனோட பைக்ல காட்டு பக்கமா போய்கிட்டு இருந்தான் அப்போ அவன் ஒரு சின்னதா குள்ளமா ஒரு செடிய பார்த்தான் அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்தது ஆனா உயரம் மட்டும் கம்மியா இருந்தது அட இந்த மரம் பாக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கு இத பார்த்தா பெரிய மரம் போல தெரியுதே ஆனா உயரம் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு நான் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி பாக்குறேன் உடனே விஷால் பக்கத்துல இருக்கிற ஏரியில இருந்து தண்ணி கொண்டு வந்து அதுக்கு ஊத்துனா அதுக்கப்புறம் அந்த சின்ன மரம் மெல்ல மெல்ல ஒரு பெரிய மரமா மாறிடுச்சு அந்த மரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு நன்றி விஷால் நான் ஒரு முனிவரோட சாபத்தால இவ்வளோ நாளா சின்னதா இருந்தேன் அந்த முனிவர் சொன்னாரு உன்ன மாதிரியே ஒரு குள்ள மனுஷன் வந்து தண்ணிய ஊத்துனா நான் என்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வருவேன்னு சொன்னாரு நீ இன்னைக்கு என்னோட சாபத்தை போக்கிட்ட அதுக்கு பதிலா நான் உனக்கு உன்னை ஒரு பெரிய மனுஷனா மாத்திடுறேன் அப்படி சொன்னதும் விஷால் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அப்புறம் அவனோட பைக் ஒரு ஜாயிண்ட் பைக் மாதிரி மாறிடுச்சு விஷால் அவனோட பைக்ல கிராமத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க எல்லாரும் உயரமான விஷால பார்த்துட்டு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க மறுநாளே அதே கிராமத்துல ஒரு ட்ரெயின் ஆறுக்கு மேல இருக்கிற பிரிட்ஜில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு ஏன்னா பிரிட்ஜும் அதுக்கு மேல இருக்கிற ட்ரெயின் ட்ராக்கும் உடஞ்சி போயிருந்தது அப்போதான் ஒரு ஆள் வந்து விஷால் கிட்ட என்ன சொன்னாருன்னா விஷால் அண்ணன் விஷால் அண்ணன் நீங்க சீக்கிரமா போய் ஆத்துக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜு கிட்ட சீக்கிரமா போகணும் அங்க ஒரு ட்ரெயின் தொங்கிக்கிட்டு இருக்கு சீக்கிரமா போய் காப்பாத்து காப்பாத்து உடனே விஷால் தன்னோட ஜெயிண்ட் பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட போனா அங்க போய் பார்த்தா ட்ரெயினோட இன்ஜின் பிரிட்ஜில் தொங்கிக்கிட்டு இருந்தது அப்ப ட்ரெயினோட பின்பகுதியை அவனோட பைக்ல கட்டி ரொம்ப வேகமா பைக்கை ஓட்டினான் இது போல விஷாலும் அவனோட ஜெயிண்ட் பைக்கும் சேர்ந்து அந்த ட்ரெயினை ரொம்ப பாதுகாப்பா ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்தான் எல்லாரும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி விஷாலுக்கு வணக்கத்தை சொன்னாங்க இப்படி ஒரு குள்ள மனுஷன் அந்த மாய மரத்தோட உதவியால விழ இருந்த ட்ரெயினை காப்பாத்திட்டான்